hi friends hi friends good morning everyone இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒரு பார்ட் டைம் ஜாபோட உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன் ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க வெரி சிம்பிள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ பார்த்துருப்பீங்க டேட்டா இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மெட்டீரியல் கொடுத்துட்டு அதை பார்த்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பேஜ் உங்களுக்கு மந்த்லி நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ஃபிஃப்டீன் பேஜில் வந்து ஒரு ஃபார்ட்டி நைன் பேஜோ ஃபார்ட்டி எயிட் பேஜ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு என்ன நீங்கள் அந்த இதை கம்ப்ளீட் பண்ணல உங்களுக்கு மணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மணி தரமாட்டாங்க நீங்கள் பே பண்ண மணியும் போச்சு ஸோ ஒர்க் பண்ணதும் போச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் இல்லாமல் இப்போ வேற ஒரு ஜாப்போட உங்களை வந்து சந்திச்சிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க சரிங்களா வேற ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக சாஃப்ட்வேர் உங்களுக்கு கம்பெனி இஷ்யூ பண்ணிடுவாங்க அந்த கம்பெனிலேயே உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ் அதிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் பார்த்து அதை அப்படியே டைப் பண்ணி கொடுக்கணும் இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி பேஜ் டைப் பண்ணணும்னு கொடுக்குறாங்க ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டென் பேஜ் தான் டைப் பண்ணியிருக்கீங்க சாம்பிள் சொல்கிறேங்க டென் பேஜ் தான் டைப் பண்ணுறீங்க ஸோ இன்னும் மிச்சம் ஃபார்ட்டி பேஜ் டைப் பண்ணல அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு மணி வராதோ அப்படின்னு நினைக்கவே வேணாங்க சரிங்களா ஸோ நீங்கள் டைப் பண்ணின பத்து பேஜுக்கும் உங்களுக்கு மணி கன்ஃபார்மாக கேரண்டியே கொடுத்துருவோம் சரிங்களா இதுதான் இந்த ப்ராசஸ் இதில் ரெண்டு விதமான ஜாப் இருக்கு ஒன்று டேட்டா என்ட்ரி இன்னொன்று எக்ஸாம்பிள் டேக்கிங் ரெண்டுமே ஒன்று தாங்க ரெண்டுமே டேட்டா தான் என்ன நீங்கள் கொடுக்குற பேஜ் அப்படியே பார்த்து டைப் பண்ணீங்கன்னா அது டேட்டா என்ட்ரி கொடுக்கறது கூட கொஞ்சோண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தெரியும் எக்ஸாம்பிள் எஸ்டிஎம்எல் இந்த மாதிரி கோடிங்ஸ் ஆட் பண்ணி உள்ளே வந்து நெக்ஸ்ட் லைன் போனால் அது கோடிங்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கோடிங்கில் ஆட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் எக்ஸாம்பிள் டேக்கிங் இது ரெண்டு ஆப்ஷன் தாங்க இந்த ரெண்டில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருவாங்க நீங்கள் டெய்லியும் இவ்வளோ தான் பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது சரிங்களா ஸோ இந்த மந்த்தில் நீங்கள் பத்து பேஜ் பண்ணிங்கன்னா பத்து பேஜுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஆப்ஷனு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணினதில் எரர் இருக்குது அதனால் மணி தர மாட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி உங்களை சீட் பண்ணி ஏமாத்திருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க பிகாஸ் நீங்கள் உள்ள உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி போடும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே போடுவீங்க ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு எரர் இல்லாத ஆப்ஷனாக தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சென்ட் ஆகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது சரிங்களா இப்போ பாருங்கள் நான் ஒர்க்கு உள்ளே போகிறேன் ஜஸ்ட்டு போயிட்டு கம்பெனியோட வெப்சைட்டை லாகின் பண்ணுறேங்க சரிங்களா ஸோ என்ன இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் வெரி சிம்பிள் ரிஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ் போங்க ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணுங்கள் சரிங்களா இது வரைக்கும் சைன் அப் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பீங்க இப்போ சைன்இன் பண்ணுங்கள் சைன்இன் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க உங்களோட யூசர் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதுவும் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே வாங்க சரிங்களா உள்ளே வந்தீங்கன்னா பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டு ஒர்க் டேட்டா என்ட்ரி சரிங்களா எக்ஸ்எம்எல் டேக்கிங் இந்த ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு ஒர்க் தான் நான் இங்கே பண்ண போகிறீங்க உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட போகிறோம் சரிங்களா டெய்லி எவ்வளோ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் இதை பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த மூணு புள்ளி சரிங்களா சாரி சிஸ்டமில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொடுங்க இதில் உங்களுடைய சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல ஏன்னா ஆக்சுவலாக நம்ம சிஸ்டமில் தான் டேட்டா என்ட்ரி பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு விண்டோஸ் செவனா விண்டோஸ் செவன் எபோவா இப்போ விண்டோஸ் செவனுக்கு மேலே விண்டோஸ் எயிட் டென் எல்லாம் இருக்கும் ஸோ அதை வேணால் விண்டோஸ் எயிட் கொடுத்துட்டு நீங்கள் தேர்ட்டி டூ பிட்டா ஃபார்ட்டி டூ பிட்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகிடும் சரிங்களா ஸோ செட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாமே இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வின்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை வின்ரர் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஸோ அக்ரி கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து அக்ரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணோடனே உங்களோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் முடிஞ்சிடும் ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள் ஒன் செகண்ட் யா இங்கே பாருங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டேட்டா என்ட்ரிக்கான சாஃப்ட்வேர் இந்த இடத்துல டவுன்லோடில் இருக்கும் சரிங்களா இந்த இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கோடு கேட்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்டிவேஷன் கோடு போடணும் ஸோ கோடு இங்கே இருக்குது ஸோ இந்த கோடை பார்த்துட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் கோடை ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி அந்த சாஃப்ட்வேர்லேயும் கேட்கும் எந்த மெயில் வச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிவிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு லாகின் பண்ணோடனே சாஃப்ட்வேரில் எந்த டாஸ்க்கும் வராது இந்த இடத்துல பாருங்கள் டாஸ்க் அப்படிங்கிற பிளேஸில் ஸோ இந்த ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நியூ டாஸ்க் தான் வந்து உங்களுக்கு டெய்லியும் கொடுக்க போகிறாங்க நியூ டாஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் அசைன் பண்ண போகிறாங்க ஸோ இதில் நியூ டாஸ்க் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த சிஸ்டமில் அப்டேட் பண்ணிங்கன்னா வேலை முடிச்சு ஸோ இப்போதைக்கு இது ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு மார்னிங் சாரி ஆஃப்டர்நூன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அதில் சிஸ்டமில் எப்படி டைப் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை உள்ளே போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்